கன்மேன் கன்மேன் என்ன एस पी सर का नाई कुलपाटू रूम है ना रूम कचरा है पूरा सफाई करो करो கழுவு கழுவு கழுவு நாயை குளிப்பாட்டி அதோட கழிவெல்லாம் அள்ளணுமா அது என் வேலை இல்லை அதை செய்ய நான் வரல என்னால் முடியாது ஏ நான் சொல்ல கன்மேன் எஸ்பி சார் தான் சொன்னார் உன்னை பண்ண சொன்னார் போய் பண்ணு போ எஸ்பி சார் சொன்னாலும் நான் அந்த வேலையை பண்ண மாட்டேன் நான் எஸ்பி சாருக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலைக்கு தான் வந்திருக்கேன் அவருடைய வீட்டு நாயை கழுவி அதோடைய மலை தள்ளுற வேலைக்கு நான் வரல நான் பண்ண மாட்டேன் போய் முடியாது எஸ்பி சார் எஸ்பி சார் ஏ என்ன சொல்லு கன்மேன் சாருக்கு நாயை குளிப்பாட்ட சொல்லி நீங்கள் சொன்னதை சொல்லிட்டேன் சார் அவர் முடியாது சொல்லிட்டார் சார் நான் சொன்னேன்னு சொன்னியா நீங்கள் சொன்னேன்னு சொன்னதுக்கப்புறமும் முடியாதுன்னு சொல்லிட்டார் சார் ஆ நான் சொன்னேன்னு சொன்னதுக்கப்புறம் முடியாது சொல்லிட்டானா நீ போ ஏய் அந்த கன்மேனை கூப்பிட்றா வர சொல்கிறா ஆஞ்சி okay ji yes sir gunman அந்த நாயை குளிப்பாட்டிட்டு அந்த நாய் கூண்டில் இந்த கழிவுலாம் போட்டு வச்சுருக்க பார் அதெல்லாம் கழுவி விட்டுரு போ சாரி சார் அது ஏன் இல்லை சார் அது என்னால் பண்ண முடியாது ஓ பண்ண முடியாதா சரி நீ போ உன்னை என்ன பண்ணுறான் பார் எஸ்ஐ நம்ம வீட்டில் கன்மேன் இருக்கார்ல அவர் நம்ம வீட்டு பொருளெல்லாம் அடித்து உடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பொய் கேஸ் போடணும் ஆமாம் சார் பொய் கேஸா நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா சார் யோ ஓடியா நான் தானேயா சொல்கிறேன் ஏற்கனவே உனக்கு ஏதோ ஒன்று முடிக்கணும்னு சொன்னல அதை முடிச்சுக்கோ பார்த்துக்கோ சரியா நீ பொய் கேஸ் போட்டுரு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுறேன் ம் சரியா ஓகே வச்சிருவா டேய் அந்த கன்மேனை கூப்பிட்றா வர சொல்கிறா ஓகே ஏ சார் சொல்லுங்கள் சார் உன்னை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு போ வீட்டில் போய் இப்போ வீட்டு வேலையை போய் பார் வா சஸ்பெண்ட் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் ஏய் இது என் வீடு வெளியே போடா okay IG sir may I come in sir ம் ம் என்னப்பா வணக்கம் சார் உன்னை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே உனக்கு என்ன இங்கே வேலை அதை சொல்ல தான் சார் நான் வந்திருக்கேன் எஸ்பி சார் என்னை சஸ்பெண்ட் பண்ணதில் ஒரு உள்குத்து இருக்குது சார் ஆக்சுவலி அவர் அவங்க வீட்டு நாயை குளிப்பாட்டி அதோடைய மலத்தெல்லாம் அல்ல சொன்னார் சார் அதை முடியாதுன்னு சொன்னேன் அதனால தான் சார் இப்படி ஒரு பொய் கேஸை போட்டிருக்காங்க எஸ் சார் எஸ் சார் இதுதான் சார் நடந்தது ஓகே சார் தேங்க்யூ ஓ அப்படியா yes sir yes sir okay நான் விசாரிக்கிறேன் நீ போ ஐயோ எஸ்பி அந்த கன்மேன் மேலே கேஸ் போட்டியே அது பொய் கேஸா அது உங்கள் வீட்டு பிரச்சனையை பொய் கேஸாக போட்டேன்னு சொல்கிறாரு சார் அதான் அதை நான் சொல்லலான்னு நினச்சிட்டே இருந்தேன் ஓ சரி நான் பார்த்துக்கிறேன் வை IG sir hello sir yes sir gunman உன்னை சஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து வாபஸ் வாங்கியாச்சு நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம் ஓகே மறுபடியும் எஸ்பி சார் வீட்லையா சார் அங்கே இல்லை உன்னை சிட்டியில் போட்டிருக்கேன் சரியா அங்கே போய் பார் சரி நான் ஃபோனை வச்சிட்றேன் சிட்டியில் போடுறாங்க யானை மலை தள்ள வேண்டியது இருக்குமோ சரி எப்பி வீட்டு நாயை குளிப்பாட்ட மாட்டேன் என்று மறுத்த போலீஸ் கன்மேன் சஸ்பெண்ட் சஸ்பெண்டை வாபஸ் வாங்கிய ஐஜி மீண்டும் பணிக்கு அமர்த்தப்பட்டார் ஓகே இது சரிதான் ஐஜியை பாராட்டலாம் நம்ம கன்மானியம் பாராட்டலாம் பட்டு பொய் கேஸ் போட்ட அந்த எஸ்ஐயும் பொய் கேஸ் போட சொன்ன அந்த எஸ்பிக்கும் என்ன தண்டனை கொடுப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்